எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் இப்போ நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறது இந்த சிங்கிள் கலர் சாரீ தாங்க ஸோ அதனாலேயே நம்ம அடிக்கடி இந்த வந்து சிங்கிள் கலர் சாரீஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் கிடைக்காதுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக சாரீ கோடோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக் பண்ணுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த நம்பரில் புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சாரீ கலர் வந்து royal blue gold and silver ரெண்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும் sari number one ninety eight பார்த்தீங்க அடுத்து ஒன் நைன்ட்டி நைன் இது வந்து பேஸ்டல் ஷேட் பிஸ்கட் கலர்லேயே உங்களுக்கு பேஸ்டல் லைட் கலராக இருக்கும் சேம் பேட்டர்ன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தான் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் வந்து பாடியில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளை ப்ளைன் ப்ளவுஸ் இன்னர் லேயரும் பிளைனாக இருக்கும் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக இது பியூரா இல்லையான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் அதாவது பியூர் சில்கை எப்படி டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை கூட பார்த்து கூட நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க அதாவது இது என்ன சாரீ இதோடைய ப்ரைஸ் என்ன அண்டு என்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணும் ரீசெலராக இருந்தால் எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும் ஹோல்சேலராக இருந்தால் எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும் கஸ்டமராக இருந்தால் புக்கிங் நம்பர் என்ன அண்ட் இதே கஸ்டமர் கேர் நம்பர் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் next sari sari number two hundred two double zero இது வந்து double shade green and mustard yellow மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீ அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க அண்ட் எல்லாமே வந்து three ply thread work three ply thread ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரும் சாரீ உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் sari number two zero one இது வந்து கிரே கலர் ஸோ இது வரைக்குமே நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ தான் இதில் டசல்ஸ் போடலைங்க இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இருக்கிறது மட்டும் நம்ம டசல்ஸ் போடலை நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் டசல்ஸ் போட்டு நம்ம சென்ட் பண்ணுறோம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுவோம் டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுவோம் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari sari number two zero two இது வந்து ஒரு ரேடியம் க்ரீன் கலரில் இருக்குங்க ஏன்னா இதுவும் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங் தான் டபுள் ஷேட் மாதிரி தான் எல்லோ அண்ட் க்ரீன் மிக்சிங் தான் இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இதில் என்னென்னா புட்டாவில் கோல்டு சில்வர் ரெண்டுமே வருங்க இப்போ ஒரே புட்டாவில் வந்து மீனா ஒர்க்குக்கு சில்வர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொன்றில் மீனா ஒர்க்குக்கு கோல்டு யூஸ் பண்ணியிருக்கு ஸோ அதனால் ரெண்டுமே வரும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number two zero three next pattern இது வந்து பர்பிள் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்டு இந்த ரெண்டில் ஆல்டர்னேட்டிவாக வரும் இது பிளாக் காம்பினேஷன் தாங்க ஸோ ஏன்னா இது பிளாக் காம்பினேஷன் காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளாக்கோட மிக்ஸ் ஆகிறது வந்து டார்க் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக பிளாக் கலர் த்ரெட்டு தெரியாது sari number two zero four இதுவே இப்போ நீங்கள் பார்க்குறதுமே பிளாக் காம்பினேஷன் தான் இது வந்து என்னென்னா ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ஒயிட்டோட மிக்ஸ் ஆகும்போது ஒயிட் கலருங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா லைட் கலர் ஸோ அது கூட பிளாக் மிக்ஸ் ஆகும்போது அந்த பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகும் சாரியுடைய colour grey white and black mixed இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பிளைனாக இருக்கும் இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் blouse part body of the sari pallu பல்லுல வரக்கூடிய டசல்ஸ் அது கூட சேர்த்து தாங்க சேரீயுடைய லென்த்து அப்படின்னா six point one to six point two இருக்குங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மீட்டர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ்குள்ளே உங்களுக்கு அந்த சாரியுடைய லென்த்து ஹோல் சாரியுடைய லென்த் வந்துடுங்க இன்க்ளூடிங் ப்ளவுஸோட ப்ளவுஸுடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number two zero five colour pink colour so இந்த பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கும் இந்த சேரீயில் மட்டும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஜஸ்ட் ஒரு அரை இன்ச்சுக்கு ஜரி பார்டர் மாதிரி வரும் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே பார்டர்லெஸ் தான் இந்த டைப்பில் மட்டும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் இந்த சேரீயில் மட்டும் அரை inch border next sari number two zero six இது வந்து ரெட் கலர் இந்த சேரீயில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடும் கோல்டு டெஸ்டட் சரியில் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வரில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க பல்லில் ஃபுல்லாக கோல்டுங்க அதே மாதிரி இந்த சாரீஸ் எல்லாமே வந்து யூனிக் பீசஸுங்க சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட புக் பண்ண சொல்ல வேண்டாங்க யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணுமோ அவங்க புக் பண்ணிக்குவாங்க ஸோ அதனால தான் நான் டவுட் இருந்தது அப்படின்னா புக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல வேணான்னு சொல்கிறேன் next sari number two zero seven mustard yellow colour gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வந்துடுது இதுலேயும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸு ஹரிசாண்டலாக வருது கோல்டு டெஸ்ட் சரியில் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number two zero eight இது வந்து நான் ராமர் க்ரீன்லேயே நல்லா பிரைட் கலராக இருக்குங்க நல்லா பிரைட்டாக சாரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ராமர் கலர் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போடும்போது கண்டிப்பாக வந்து அட்டகாசமாக இருக்கும்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 நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த புட்டாக்கும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய புட்டாக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது ஏன்னா இது பாட்டமில் இருக்கிறது கரெக்டாக இந்த இடத்துல டைட்டாக ஹூக் மாட்டி நெசவு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மாதிரி விலகி இருக்க தாங்க செய்யும் ஸோ அது வந்து எல்லாமே ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க sari number two one zero handloom பற்றி தெரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தேவையில்லை தான் ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் பட்டு சில பேர்த்துக்கு இந்த ஹேண்ட்லூம் பற்றி தெரியாது இல்லைங்களா ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன்னா நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து டெய்லி டெய்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க குரூப்பில் ஆட் ஆகுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்களை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கோம் sari number two one zero colour copper sulphate blue இந்த சாரீலையுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ அந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது பாடியில் சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க next sari number two double one இது வந்து டீல் ப்ளூ கலரில் இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாலே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே வருதுங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹாஃப் ஃபைன் சரிங்க சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk and எல்லாமே லைட் வெயிட் சாரீ அதுதாங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஒரு பட்டு சாரீ கட்டுறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கட்டும்போது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாரீஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் வந்து நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வியர் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக வந்து அந்த ஹெவிய ஹெவினஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸுங்க இது sari number two one two இது வந்து பேஸ்டல் ஷேடுங்க ஆல்கே க்ரீன்லேயே கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி டார்க்காக வர மாதிரி இருக்கும் ஏன்னா இது கூட மஸ்டர்ட் எல்லோவும் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடுங்க இதோடைய கலர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டிஃபைனே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேடு தான் இது நிறைய பேர் இந்த மாதிரி விரும்புகிறாங்க கேட்கும் போதே பேஸ்டல் ஷேட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரீ இந்த கலர் பிடிக்கும் இது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க next sari number two one three இது ரெட் கலர் எஸ்பெஷலி ரெட் கலர்லேயும் நிறைய பேர் வந்து எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் அதில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் விசாரிக்கிறது அந்த ரெட் கலராக தான் இருக்குது ஸோ அதனால் இன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய அந்த டிசைன்ஸ்லாம் இனிமேல் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் நம்ம வந்து அந்த ரெட் கலர் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோர் பீசஸ் சிக்ஸ் பீசஸ் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கோம் நான் ஆல்ரெடி நிறையா டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன் நம்ம நிறைய பீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது இல்லைன்னா டக்குன்னு நம்ம வெரைட்டியோ அல்லது கலர்ஸோ காட்ட முடியாதுங்க அதனால தான் நம்ம வந்து கலர்ஸ் வந்து நிறையா பீசஸ் வந்து மேக் பண்ணுறதில்ல ஒரே கலரில் நிறைய பீசஸ் மேக் பண்ணதுக்கு காரணம் நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அப்படி பண்ணுறதில்ல ஆனால் நிறைய என்கொயரி வருது அப்படின்னா நம்ம மேக் பண்ணி கூட கொடுப்போம் ஆனால் ஆன் டைம் வராதுங்க கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் டைம்னாவது எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை ரீஸ்டாக் பண்ண முடியும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சாரீஸ் எல்லாமே செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய pure silk sari handloom made six thousand two hundred ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வருது உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்